வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக என்று நாம் பார்க்க போவது வந்து துலா ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சரிங்க இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துலேயே இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் ரெண்டு பலன் தந்தாங்க அதாவது உங்களுக்கு வந்து உங்கள் சகோதரர் மூலியமாகவோ இல்லை வந்து வயது வந்தவர்கள் உங்கள் மாமனார் மூலியமாகவோ இல்லை தண்டை மூலமாகவோ இல்லை பூர்வீக சொத்து மூலமாகவோ இல்லை வீடு சார்ந்த சில விரைவு செலவுகளாகவும் சில மாற்றங்களாகவும் இல்லை வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் இல்லை ஒரு வீட்டு இடமாற்றம் தொழில் இடமாற்றம் இதன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு தனுசுல இருக்கிற கேதுவும் மின்னத்தில் இருக்கிற ராகுவும் ரிஷபத்திற்கும் விருச்சகத்திற்கும் வரப்போகிறாங்க அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் ராகு கேது சஞ்சரிக்க போயிடுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வரும்னு நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல ராகு கேது பயிற்சி எல்லாருக்குமே பலன் தருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பலன் தராருங்க சரிங்களா ஏன்னா துலா ராசியில் ஒரு ஐம்பது கோடி பேர் இருப்பீங்க ஐம்பது கோடி பேருக்கும் ஒரே பலன் தான் நாங்கள் சொல்லணுமா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தரும் பண்ணுறவங்களா உங்களுக்குன்னு ஒரு தனி ஜாதகம் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதை போய் உங்களுக்கு தெரிந்த ஜுவலரிடம் போய் பாருங்கள் அதுதான் பலன் தரும் முக்கியமாக ராகுக்கு எது பயிற்சி ட்ரிகர் பண்ணும் ஒரு விஷயத்தை நடக்கிறன்னா அதை ஆம்ப்ளிஃபை பண்ணும் அது எப்போ பண்ணும் அப்படின்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது அப்போ பாருங்கள் சரிங்களா உங்கள் ராசிக்கு அதாவது விருச்சகத்துலேயும் ரிஷபத்துலேயும் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் செவ்வாய் சூரியன் சனி புதன் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லையா ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது ராகுவும் கேதுவும் அந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கள் உங்கள் நீங்கள் பிறக்கும் போதே விருச்சகத்தில் ராகுவும் இல்லை ரிஷபத்தில் கேதுவும் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பலன் தராருங்க அப்படி சரிங்க உங்களுக்கு கிரகம் இருக்குன்னா ராகுவும் கேதுவும் அந்த கிரகத்தை தொடும் பொழுது இல்லை கடக்கும் பொழுது ஏதாவது ஒரு தொடும் பொழுது கடக்கும் பொழுது அரஞ்சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போனா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பலன் தரும் ஐம்பது சதவீதம் சொல்லியிருக்கேன் சரி இப்போ ராகுவும் கேதுவுமே அங்கே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருங்க முக்கியமாக உங்களுக்கு ராகு தசை ராகு புத்தி கேது தசை கேது புத்திலாம் நடக்குதுன்னு உங்களுக்கு பலன்கள் அரண் சார்ந்த சம்பந்த அரண் சார்ந்த அரண் காரகத்துவ ரீதியான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு வந்து ராசி ரீதியாக தான் சொல்லியிருக்கு ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ராசி ரீதியாக நம்ம பார்க்க மாட்டோம் லக்கண ரீதியாக தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாவது இடமா இருக்குது உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி பலன் தரணுமா தருமா உங்களுக்கு தெரிய வருமா அப்படிங்கிறத இவ்வளோ விஷயம் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் அந்த ரிஷபத்தையும் விருச்சகத்தையும் குரு என்ற சுபகிரகமோ பார்வை செஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு கெட்ட பலன் நடந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு அதை கடந்து ஈஸியாக கடந்து சென்றுருவீங்க அது பெருசாக உங்களே அஃபெக்ட் பண்ணார் அதை காப்பாற்றி விட்டுரும் சரிங்களா இன்னொன்று முக்கியமாக என்னென்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லதாக இருந்தால் அதன் இரண்டு ஏழு என் ராகுகிரி சஞ்சரிக்கும் பாவங்களில் இருந்து உங்களுக்கு நல்லவைகள் அதிகமாக நடக்கும் உங்களுக்கு தீய டசா தீய புத்தி நடக் நடக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருந்துச்சுன்னா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கெட்ட பலன்கள் நடக்கும் சரிங்களா நீங்கள் பொதுவாக மற்ற வீடியோகளில் மற்ற எழுது மற்ற பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா எதுவும் உங்களுக்கு யோகத்தை செய்யும் இப்போல்லாம் ஒரு கெட்டதை செய்யும் தூக்கி விடும் அப்படிலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தர் ஜாதகமும் தனித்துவமானது ஒவ்வொருத்தரின் வாழ்க்கை முறையும் தனித்துவமானது ஒவ்வொருத்தரின் கர்மாவும் தனித்துவமானது அதனால் உங்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளும் தனித்துவமானது தான் உங்கள் ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதுதான் ராகுக்கேது பயிற்சி கட்டுப்படும் அதன் சார்ந்த விஷயங்களை ஏற்ற இறக்கங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இதில் நீங்கள் தெளிவாக இருக்குங்க இன்னொரு விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறதே ஐம்பது சதவீதம் பொறுப்பலனுங்க நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாங்க சரிங்களா ஏன் ராகுகேது பயிற்சிக்கு நான் அப்புறம் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லவும் முக்கியமாக வந்து ராகுகேது பயிற்சியை என்னோடய வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்து ஒன்று ராகுகேது என் வீடியோ நீங்கள் பார்க்கவே தேவையில்லைங்க நீங்களாகவே கணிச்சிக்கலாம் ஓ இதுதான் ராகுகேது பயிற்சியா இவ்வளோ இவ்வளோதானா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை எல்லா ராகுகேது பயிற்சியும் நீங்களே கணிப்பு கணிச்சிக்கலாம் அவ்வளோதான் சரிங்க முதல்ல ராகு கேது அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ராகுங்கிற ராகுங்கிறது ஒரு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் எதுலேயுமே வந்து ஒரு ஒரு போதான்மை நமக்கு போதலை போதலை அப்படிங்கிற சொல்கிற கிரகமே ராகு தான் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பத்தாது ஒரு ஆசைகள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிரந்தரமே இல்லாதது கேதுங்கிறது விரக்தி விரக்தி எதுவுமே எனக்கு விருப்பம் இருக்குது அதை ஏன் நான் செய்யணும் அதை செய்யணுமா அதில் அக்கறையே இல்லாமல் இருக்கிறது அதன் சார்ந்த விஷயங்களில் கவனமே இல்லாமல் இருக்கிறது போனால் போ பாட்டுக்கலாம் அப்படின்னு மேம்போக்காக தெரியறதாங்க கேது உங்கள் ராசிக்கு ஏன் ராசிக்கு ராசிக்குன்னு சொல்கிறேன்னா ராசி அதாவது சந்திரன் உங்கள் மனதை குறிக்கும் உங்கள் மனம் வந்து அந்த குறிப்பிட்ட பாவத்தில் ஈடுபட்டிருக்கும் சரிங்களா அந்த பாவம் சார்ந்த இடத்துல ராகுவும் கேதுவும் வண்ட அமருது அப்படின்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடம் தான் என்னன்னு பார்க்கணும் பார்க்கணுங்க இரண்டாம் பாவம் என்பது பேச்சு குடும்பம் பணம் உங்களை வெளிப்படுத்தும் திறன் பிறகு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உங்கள் சேமிப்பு இது எல்லாமே இரண்டாம் பாவங்க அப்புறம் உங்கள் கண்களை குறிப்பது இந்த இடத்துல கேது வந்து அமர்னா என்னங்க ஒன்று நீங்கள் வந்து பேசும் பேச்சில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வந்து ரொம்ப பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்துருவீங்க பேசாமல் விட்டுருவீங்க அந்த நேரத்தில் பேசாம முட்டியாப்பா அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு அவ்வளோ பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏமா தானே அந்த இடத்துல அமைதியாக இருந்துட்டு அந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதே ஒரு காரணமாக இருப்பீங்க இரண்டாவது வந்து பணம் எதுக்காகவும் எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் எதுக்கோ ஒரு விஷயத்தில் உடனே அது காலியாகிடும் சேமிப்பில் பணம் இருந்தால் முக்கியமாக அந்த விஷயத்துக்கு செலவு பண்ணிடுங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு யாருக்கோ ஒரு கண்டிப்பாக இன்னொருத்தவங்களால நீங்கள் செலவு செய்ய செலவு செய்ய நேரிடும் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்தது குடும்பம் ஒரு கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைனா அதனாலேயே பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ விஷயமும் நான் சொல்கிறேன் பலன் எப்போ ஏற்படும் இந்த பலன்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு கிரகம் இருந்து ராகு கெதுக்கள் இருந்து தீய புத்திகள் நடந்து நடப்பிலிருந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்தால் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடந்து போனாங்க ராகு கெது பற்றி உங்களை ஒன்றுமே பண்ணாது இரண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் இதுதாங்க அப்படி இல்லைன்னா இரண்டாம் பாவம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் செலவு வரணும்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தில் செலவு செய்யலாம் இரண்டாம் பாவங்கிற என்னன்னா ஒருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது சரியாக நிறைவேற்ற பாருங்கள் இந்த கேது என்ன பண்ணால் நிறைவேற்ற விடாமல் பண்ணும் அதை மறந்துடும் பணம் கொடுக்குற விஷயத்தில் சொல்லியிருப்பீங்க அதை பண்ணிக்கலாங்க அதை பார்த்துக்கலாங்க அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இல்லைனா அதுவே உங்களை இழுக்கடிச்சிடும் அதுவே வந்துட்டு உங்களுக்கு வந்து தவறான பெயரை ஏற்படுத்தி விட்ரும் இதை வந்து ஒரு பரிகாரம் என்பதை வந்து ஒரு கர்மவினையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பாசிட்டிவாக எப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இல்லை ஆன்மீகம் பேச்சாலேயே பேச்சு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அடுத்தது வந்து கோயில்களுக்கு உண்டியலில் உண்டியலில் பணம் போடுறது ஒரு டொனேஷன் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சரிங்களா ஏதோ ஒரு ஒரு ஒரு பாசிட்டிவ் கர்மாவும் நீங்கள் ஆக்ட் ஆக்ட் பண் ஆக்ட் பண்ணுறது சரிங்களா அடுத்தது வந்து எட்டாம் பாவத்தில் ராகு இருக்குது எட்டாம் பாவம்னா என்ன இருங்க எட்டாம் பாவத்தில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது இப்போ பாசிட்டிவ்லாம் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் அதுதான் ஆழ்ந்து யோசித்தல் ஆராய்ச்சி செய்தல் வெளிநாட்டு பயணம் எதையுமே வேறு மாதிரி சிந்தித்தல் ஒரு அடையாளத்திற்கு சென்று சென்று சிந்தித்தல் ஒரு உள்ளுணர்வு சக்தி ஜோதிடம் சரிங்களா அப்புறம் இதெல்லாமே பாசிட்டிவ் அதோட நெகட்டிவ் என்னென்னா உடல்நல பிரச்சனை ஒரு வறட்சி கடன் வாங்குதல் உடலில் வலி ஏற்படுதல் சிறைவாசம் அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறது இதெல்லாமே எட்டாம் போகும் இந்த இடத்துல ராகு ஒன்றதுனால என்னங்க அப்படின்னா எட்டாம் பாவம் சார்ந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு உடல் பிணிகள் இல்லை அந்த பாவ காரகத்திற்கு அந்த உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் இல்லைன்னா அவங்க பண இழப்பு ஏற்படும் அந்த பாவம் அந்த காரகம் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண இழப்புங்கிறது ஏற்படும் சில நேரங்கள் எட்டாம் பாவத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏமாந்துடுறது சில பேர் வந்து பணம் வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் இது போயிடுமோ போயிடுமோ மனதளவில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டுமே இவ்வளோ இருக்குமா இருக்குமா இருக்குமா வாங்கிடலாமா வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கும் எதிர்பாராத நோய்கள் சில நேரத்தில் வந்து அத்து மற்றவங்களுக்கு ஒன்று இருக்கும் நீங்கள் வரணும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கும் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டு எட்டாம் பாவத்தை எப்படிங்க பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணுறது சில பேர் வந்து எப்படி பணம் வாங்குறது பணத்துக்காக தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க முடியலனாலும் சரி கைடன்ஸ் பண்ணுங்கள் இவங்ககிட்ட வாங்கிக்கோங்க பேங்க்கில் இவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிற சில பேர் வந்து மன சஞ்சலம் அதிகமாக அடைஞ்சிருப்பாங்க ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கைடன்ஸ் கொடுங்க இந்த நேரத்தில் டெப்ரெஷன் ஆகாதீங்க இந்த நேரத்தில் இப்படி பார்த்துக்கலாம் மனதுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறது பொருள் கூட நீங்கள் தே தே கொடுக்க தேவையில்லை ஒரு உங்கள் பேச்சை உங்கள் இரண்டாம் பாவத்தை நீங்கள் சரியான வழியில் உபயோகப்படுத்தி அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கர்மாவை தூண்டிவிடும் அப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள் உணவு சார்ந்த பொருட்கள் வந்து யாருக்காவது நீங்கள் தானம் அளிக்கும் ஏன்னா துளாராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இயல்புலேயே வந்து எவ்வளோவுக்கு எவ்வளோ சந்திரனின் ஆளுமே நீங்கள் அதிக அதிகரிக்கிறீங்களோ உங்களின் வாழ்க்கை தரமும் உயரும் உயரும் அதனால் உங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு கடந்த நான்கு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு தான் உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியிலேருந்து விடுபட்டீங்க அதனால் ஒரு பெரிய வருட கிரகங்களின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீய தாக்குதலும் எதுவுமே பெருசாக மேல் வரப்போகிறது கிடையாது சரிங்களா ஏன்னா இனிமேல் அடுத்த ராசிக்காரங்களாம் அந்த கண் அந்த கடந்த காலத்தை தாண்டி வந்துட்டீங்க இனிமேலும் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுகளோ தீய நிகழ்வுகளோ நடந்தால் ஒன்று வருட கிரகங்களால் இருக்கிற அந்த வருட கிரகங்கள் துணை நின்று அதை தூண்டிவிடும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நல்லா இருந்தால் நல்லதை தூண்டிவிடும் தீயராக இருந்தால் தீய விஷயங்களை தூண்டிவிடும் சரிங்களா நன்றி ஓம் சிவ